இறந்ததுக்கு அப்புறம்தான் கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு பைபிள் எடுத்துக்கோங்க பைபிள் எடுத்தாச்சுன்னா ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே எடுக்கலாம் ஆதாம் ஆப்ரஹாம் மூசே யாக்கோபு ஐசக்கு எல்லாம் சாலமன் தாவிது யாருக்க கதை எடுத்து பார்த்தாச்சுனாலும் எல்லாமே ஃப்ராடாக இருக்கணும் எல்லாம் பொய்யாக இருக்கணும் பைபிளே எப்படின்னா பொய்யாகும் ஏன் பைபிள் எழுதியிருக்கிறது என்னது ஆபிரஹாமுக கூடால கடவுள் இருந்தார் எப்போ ஆபிரஹாம் செத்ததுக்கு அப்புறமா இல்லை ஆபிரஹாம் உயிரோடு இருக்கும்போது மோசே உயிரோடி இருக்கும்போது கடவுள் கூட இருந்தார் யாத்ராகம் எடுத்து வாஸ்து பார்த்தோன்னா அது நிறைய மோசை வரும் மோசை அதை பண்ணார் இதை பண்ணார் அங்கே பண்ணார் இங்கே பண்ணார் ஆள் அவுட்டான உடனே ஆ மோசே அவங்க பிதாக்கள் கூடலாம் போய் சேர்ந்தார் முடிஞ்சு போச்சு ஒரே வசனம் ஃபுல் ஸ்டாப் அதுக்கப்புறம் மோசை என்ன ஆனார் யாருக்கும் தெரியாது இதே மாதிரி தான் ஹிந்து சயின்ஸையும் எடுத்து பார்த்தோம்னா இந்த வள்ளலார் அவங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா கடவுளை வந்து அடைந்தவர்கள் இல்லைன்னா கடவுளுக்கு கூடலாம் உரையாடின ஆட்கள் எல்லா மதத்துலேயும் உண்டு இது கிறிஸ்டியானிட்டி ஹிந்துவிசம் அந்த மாதிரி கிடையாது எல்லா மதத்துலேயும் கடவுளுக்கு கூடால உரையாடினவங்க எப்போ உயிரோடி இருக்கும்போது அப்படி உரையாடினவங்க எல்லா மதத்துலேயும் உண்டு உயிரோடு இருக்கும்போது கடவுளுக்கு கூட உரையாட முடியாதுன்னு நம்ம நினச்சோன்னா நம்ம மதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா புனிதர்கள் சயின்ஸும் பொய் இல்லைன்னா ஃப்ராடுன்னு அர்த்தம் அப்படி கிடையாது அவங்க வந்து கூடால இருந்து எழுதி வச்சதுக்கு பேர் தான் புனித நூல் அதை தான் நம்மளும் எடுத்து வச்சுட்டு என்ன சொல்ல ரெஃபரன்ஸாக வழிபடுறோம் ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா உயிரோடி இருக்கும்போது அடையக்கூடியதுக்கு பேர் தான் கடவுள்